அவர் நம்மை கிருபையாய் அவர் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே புதிய வருஷத்தில் நமக்கு தேவன் தருகிற பெருக்கத்தின் மூன்று நிலைகளை கத்த நம்மளோடு பேசினார் ஒன்று ஆசீர்வாதத்தின் அடிப்படையிலே நம்மளை ஆசீர்வதித்து பெருக வைக்கிறார் ரெண்டு நமக்கு நன்மைகளை செய்து அவர் நம்மை பெருக வைக்கிறார் மூன்று நாம் எவ்வளவு ஒடுக்கப்படுகிறோமோ கஷ்டப்படுகிறோமோ அதற்கு பதிலாக கத்த நம்மளை என்ன செய்கிறார்னா பெருக வைக்கிறார் இன்றைக்கு இந்த காலை வேளையில் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்தா தான் பெருக முடியும் அப்படியானால் அவருடைய ஆசீர்வாதம் என்பது என்ன அப்படியானால் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற சில கேள்விகளின் வழியாக நாம் சில வார்த்தைகளை ஆராய்ந்து தியானிக்க போகிறோம் என்னோடு சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் உபாகம புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் உபாகமம் ஏழாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனத்தை எடுத்த ஒருவர் வாசியுங்கள் உபாகமம் ஏழு பதிமூன்று உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்ச ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லாருமே இந்த வசனத்தை படிச்சுட்டேன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் நல்லா குறித்து வைத்துக்கொண்டு அடிக்கடி இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்க உங்களுடையதாய் மாற்றிக்கொண்டு சொல்லுங்கள் என் மேல் அன்பு வைத்து என்னை ஆசீர்வதித்து எனக்கு கொடுப்பேன் என்று என் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் என்னை பெருக பண்ணி என் கர்ப்ப கனியையும் என் நிலத்தின் கனிகளாகிய என் தானியத்தையும் என் திராட்சரசத்தையும் என் எண்ணெயையும் என் மாடுகளின் பலனையும் என் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதியும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அல்லூயா முக்கியமான ஒரு நல்ல வெளிச்சத்திற்குள்ள ஆவியானவர் நம்மளை கொண்டு வர விரும்புகிறார் தயவு செய்து எல்லாரும் கவனித்து கேளுங்க தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய திறமைகளை சார்ந்தோ அறிவை சார்ந்தோ பின்னணியை சார்ந்தோ பலத்தை சார்ந்தோ அவர்களுக்கு இருக்கிற ஆற்றலை சார்ந்தோ அவர்களுக்கு இருக்கிற நேர்மறையான சில நிலைமைகளை சார்ந்தோ வாழ ஒருபோதும் தேவன் ஒருவரையும் அனுமதிப்பதில்லை அலையிலூயா ஒரு வார்த்தை எனக்கு காலையிலே என்னுடைய ஆவியிலே கர்த்தர் உணர்த்துறார் நாம் ஏதோ கொஞ்சமோ அல்லது சூழ்நிலை வருகிற பொழுதோ தேவனை சார்ந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நாம் முற்றிலும் தேவனை சார்ந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் நான் முழுவதும் தேவனை சார்ந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லுங்க விசாசம் வெட்கப்படட்டும் உங்கள் ஆவி மனதில் ஒரு பலம் வரட்டும் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம் நான் முழுவதும் நான் முழுவதும் தேவனை சார்ந்து வாழ அழைக்கப்பட்டவன் ஆலெல்லூயா ஹலேலூயா நான் முற்றிலும் நான் முற்றிலும் அதுதான் ஆபிரகாம் அழைத்த இடத்துல ஆண்டவர் காட்டுகிற அந்த சக்தி அந்த இனத்தை ஜனத்தை தகப்பன் வீட்டை உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்றதுனுடைய அந்த அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா முழுவதுமா என்னை சார்ந்து கொள் உறவு மாப்பிள்ளை இருக்கிறான் மச்சான் இருக்கிறான் அண்ணன் இருக்கிறான் தம்பி இருக்கிறான் அப்பா இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க ஜாதிக்காரன் இருக்கிறான் சொந்தக்காரன் இருக்கிறான் நண்பன் இருக்கிறான் அப்படிங்கிற எந்த பேக்ரவுண்டும் உங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை தரக்கூடாது எனக்கு தேவன் இருக்கிறார் ஹலோ எனக்கு சொத்து இருக்குது பத்து இருக்குது அது இருக்குது இது இருக்குது ஆமாம் நான் அப்படி ஆக்குனா இப்படி ஆக்கும் இந்த எந்த இப்படி நாம் சொல்லுகிற எந்த காரியத்தையும் தழுவி நாம் வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கல நம்மளை தெரிந்து கொள்ளல நாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவனை சார்ந்து வாழ அழைக்கப்பட்டவர்கள் விளங்கி கொண்டவங்க மட்டும் ஒரு ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் நான் முழுவதும் நான் முழுவதும் சொல்லுங்க நான் முழுவதும் நான் நூறு சதவீதம் சொல்லுங்க நான் முழுவதுமாய் நான் நூறு சதவீதம் தேவனை மட்டும் சார்ந்து வாழ சொல்லிருங்க சொல்லிருங்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அலையலூயா நான் முழுவதும் தேவனை சார்ந்து வாழ ஆமாம் எந்த ப்ரீ பிளானையும் கத்தர் உங்ககிட்ட விரும்பலை சிலருக்காக கத்தர் சொல்ல சொல்கிறார் நீங்கள் ரொம்ப சில பேர் ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இதை அப்படி பண்ணிடலாம் அதை இப்படி பண்ணிடலாம் ஆமாம் அப்படின்னா எனக்கு இது வராது அப்படின்னா எனக்கு அது வராது உங்களை யாரோ சில பேருக்கு அந்த வார்த்தையை சொல்ல சொல்கிறார் உன் ப்ரீ பிளானையெல்லாம் விட்டுட்டு மகனே என்னை சார்ந்து கொள்றதை மட்டும் உனக்கு பிளானாக மாற்றினான்னு சொல்கிறார் ஹலோ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் தேவனை இனி உமை மாத்திரமே சார்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் உமை மாத்திரமே சார்ந்து உமையே நம்பி சொல்லுங்க உமையே நம்பி உமையே சார்ந்து அவன் உமை முன்னிட்டே நான் வாழப் போகிறேன் ஹலே லூயா எஸ்ஐயா தீர்க்கதரிசி இப்படி சொல்ற வசனத்தை ஆவியான எனக்கு ஞாபகத்திற்கு கொண்டு வருகிறார் உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உமையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுவேன் எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட சொல்லுங்க மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் ஹலையிலு அவனுக்கு வேறொரு நம்பிக்கையே இல்லை எனக்கு இதில் எனக்கு அதில் நன்மை வரும் எனக்கு இப்படி நன்மை வரும் அப்படின்னு அவனுக்கு எதுலேயுமே நம்பிக்கை இல்லை அவர் மேலேயே நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால கத்தர் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவார் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்கள் ஆண்டவர் நல்லவர் நல்லவர் தம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற தம்மையே நம்பி வாழ்கிற தன்னுடைய பக்தர்களை கர்த்தர் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவார் ஹாலே லூயா ஹாலே லூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனம் சொல்லுகிறதை கவனித்து பாருங்க நம்மளை ஆண்டவர் பெருக வைக்கிறதுல நமக்கு தேவன் தருகிற பெருக்கத்தில் எதை காரணமாய் வைக்கிறாருங்கிறத இந்த வசனம் அழுத்தி சொல்லுதுன்னா அவருடைய ஆசீர்வாதத்தை எதைங்க எதைங்க நீங்கள் வாசித்த போது அன்பு வச்சுன்னு வருது அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது அதை கத்தரை அனுமதிச்சா பிறகு நாம் தியானிக்க போகிறோம் ஆனால் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால தான் உங்களை பெருக வைக்கிறாருங்கிறது தான் கத்தர் வலியுறுத்துகிறார் அந்த வசனத்தை படித்து பாருங்கள் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணின்னு வந்து கடைசியில் பாருங்க ஆசீர்வதிப்பார் ஹலோ லூயா அப்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம்ங்கிறது ரொம்ப முக்கியம் நம்முடைய பெருக்கத்தில் நல்லா கேளுங்க இப்போ நீங்கள் வந்து கடனோ உடனோ முதலோ எப்படியோ ஒன்றை பண்ணி ஆமாம் ஆட்டையும் மாட்டையும் கோழியும் குஞ்சையும் வீட்டையும் வாசலையும் ஆமாம் உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் சௌகரியங்களையும் நீங்கள் என்ன செய்யலான்னா ஏற்படுத்திக்கலாம் அது ஒன்றும் பெரிய பிரமாதம் சொல்லுங்கள் இல்லை அதையெல்லாம் நீங்கள் உங்கள் சுய முயற்சியில் உங்கள் சுய சம்பாத்தியத்தில் உங்களுக்கு இருக்கிற திறமையில் உங்களுக்கு இருக்கிற ஆமாம் பராக்கிரமத்தில் நீங்களும் நேபுகாத்து நேச்சார் மாதிரி என்ன செய்யலாம்னா செய்யலாம் சொல்லலாம் ஹலே லூயா ஆனால் நீங்கள் ஒன்று நல்லா கவனி கவனிங்க தேவன் தன்னுடைய பிள்ளைகளை முழுக்க முழுக்க தன்னுடைய வல்லமையினாலேயே பராமரிக்க விரும்புகிறார் சில பேருக்கு புரியல எல்லாரும் என்னை பாருங்க ஏன் தலை கீழே குத்தி உட்காந்துருக்கிறீன்னு தெரியல என்ன பாருங்க கவனிக்கிறீங்களா தேவன் தனது பிள்ளைகளை சொல்லுங்கள் தன்னுடைய பராக்கிரமத்தினாலேயே பராமரிக்க விரும்புகிறார் வட இந்தியாவில் ஒரு அம்மாவுக்கு வந்து பதினோரு பிள்ளைகளுக்கு மேலே பதிமூணோ பதினேழு பிள்ளைகளோ எனக்கு அது சரியாக ஞாபகத்துக்கு இல்லை பதினோரு பிள்ளைகளுக்கு மூல பதினோரு பிள்ளைகளுக்கு மேலே அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் அவருடைய செய்தியில் ஒரு சாட்சி சொல்லுவார் அந்த அம்மாவை பார்த்து பாவப்பட்டு அந்த அம்மாட்ட சொன்னாராம் அடுத்தவ கர்ப்பிணியாக இருக்கும்போது சொன்னாரா இந்த பிள்ளையை நான் வளர்க்குறேன்னாரா <laughs> ஒரு பிள்ளை எனக்கு கொடுத்துருந்தார் அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா பெத்தவன் நான் வளர்க்க மாட்டேனா அப்படின்னாங்களாம் அலையிலூயா அதாவது நல்லா கவனிங்க அவ்வளோ கஷ்டத்திற்கு மத்தியிலேயே அந்த தாய் சொல்கிறாளா நான் பெத்தேன் நான் வளர்த்துவேங்கிறாளா நான் உங்களுக்கு சொல்கிறேங்க எத்தனையோ விஷயத்தில் பலவீனமான நெருக்கத்தில் இருக்கிற கஷ்டத்தில் இருக்கிற போராட்டத்தில் இருக்கிற நமக்கெல்லாமே அப்படி சில விஷயங்களில் வைராக்கி வரும்போது சொல்ல வர்றது இன்னும் புரியலையா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நான் பராமரிக்கப்பட என்னை யாருடைய கரத்திலும் ஒப்பு கொடுக்க மாட்டார் விசுவாசிக்கிறது மட்டும் சொல்லுங்க பாருங்க சொல்லுங்க பார்க்கல என்ன என்னை கர்த்தர் யாரிடத்தில் விட்டு கொடுக்க மாட்டார் என்னை காப்பாற்ற என்னை ஆசீர்வதிக்க என்னை போஷிக்க கர்த்தர் யாரிடத்தில் என்னை விட்டு கொடுக்க மாட்டார் லூயா நீங்கள் என்னை இப்படி கேட்கலாம் அப்போது சாரி பார்த்து விதவையின் மூலமாக எளியாக போஷிக்கப்பட்டது இதெல்லாம் நீங்கள் இப்படி ஆயிரம் உதாரணம் சொல்லலாம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் கர்த்தர் தான் கட்டளையிட்டார்னு எழுதியிருக்கிறது பரிதாபப்பட்டு பாவப்பட்டு யாரும் கூப்பிட்டு அவருக்கு சோறு கொடுத்தாங்க இவருக்கு ஆகாரம் கொடுத்தாங்க இவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க இவங்களுக்கு அதை தந்தாங்க இதை தாங்க பாவப்பட்டாங்க அப்படி நீங்கள் பார்க்கவே முடியாது அரே லோயா அதனால தான் வசனம் சொல்லுதுங்க கத்தர் ஒருவர் அவனை நடத்தினார் அந்த வசனத்தினுடைய தாற்பரியம் என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கத்தர் தன்னுடைய வல்லமையினால் நம்மளை போஷிக்க விரும்புகிறார் தம்முடைய வல்லமையினாலே நம்மளை கர்த்தர் ஆதரிக்க விரும்புகிறார் அவருடைய வல்லமைக்குள்ளே கர்த்தர் நம்மளை வழிநடத்த விரும்புகிறார் நீங்கள் எந்த இடத்துல எந்த அற்புதத்தை வேணாலும் நீங்கள் மாற்றி இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட தாற்பரியத்தில் இல்லை கேட்டிராத அடிப்படையில் நீங்கள் தியானித்து பாருங்கள் அந்த ஒவ்வொரு அற்புதத்திலும் கர்த்தர் கம்ப்ளீட்டாக அவங்கள ஆளுகை செய்கிறாருங்கிறது உங்களுக்கு புரியும் அலையிலோயா இப்போ கவனிச்சு பாருங்க மன்னா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் மன்னா கொடுத்த இடத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சீன் வனாந்தரம் முதல் சீன் வனாந்தரம் முதல் காணான் எல்லை வரைக்கும் கத்துறவங்களுக்கு என்ன செஞ்சாருன்னா மன்னா தந்தார் ஒரு நாள் அல்ல நாற்பது ஆண்டுகள் தந்தார் நாற்பது ஆண்டுகள் இந்த நாற்பது ஆண்டுகளில் முதல் நாள் எப்படி குவாலிட்டியில் கொடுத்தாரோ அதே குவாலிட்டியில் நாற்பதாவது வருஷத்தினுடைய கடைசி நாளும் கத்தர் கொடுத்தார் இப்போ அந்த மன்னாவை தந்த இடத்துல நீங்க கவனிச்சு பாருங்க கர்த்தர் அதை கண்டிப்பா நீ ஆக்கி தான் சாப்பிடணும் சமைச்சு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி மன்னாவை அவங்களுக்கு தரல நீ அப்படியே சாப்பிடலாம் எத்தனை சிலருக்கு தான் புரியுதுன்னு நினைக்கிறேன் பலருக்கு இன்னும் புரியல அந்த மன்னாவை எப்படி செய்யலாம் அப்படியே சாப்பிடுப்பா அப்படியே சாப்பிட்டீங்கன்னா புது ஒளிவை எண்ணெயின் ருசியாக இருக்குமாமா தேனிலிட்ட பணியாரம் போல் இருக்குமா அப்படியே சாப்பிட்டா இல்லை இல்லை நான் வந்து நல்ல காலத்துலேயே எல்லாத்தையுமே அரைச்சி ஆட்டி ஆமாம் ஊற்றி வேக வச்சு பொறிச்சு தான் திம்பேன் அப்படிங்கிற கேஸ் இருக்குது சிலது ஃபாஸ்ட் ஃபுட்டு சிலது வந்து செமி கிரேவி சிலது வந்து ஃபுல் கிரேவி ஆமாம் சிலது வந்து செமி ஃப்ரையா சிலது ஃபுல் ஆமாம் சிலது ட்ரை ஃப்ரை நீ எப்படி வேலை செஞ்சுக்க அவரே டிப்ஸும் கொடுக்குறாரு எத்தனை இதுக்கு புரிகிறது நீங்கள் கேட்ட பழைய செய்தான் புதுசாவில் ஒன்றும் சொல்லலை அதாவது இதில் வந்து ஆண்டரே எங்கள் சட்டி இல்லை எங்கிட்ட பானை இல்லை எரிக்கிறதுக்கு எனக்கு விளக்கு இல்லை அல்லது அடுப்பு இல்லை திரி இல்லை ஸ்டவ் இல்லை விறகு இல்லை எண்ணெய் இல்லை கேஸ் இல்லை அப்படியெல்லாம் யாரும் சொல்ல வேண்டிய அப்படியே சாப்பிடு எத்தனை இதுக்கு புரியுது சில நேரம் அப்படியே வேலை சாப்பிட முடியாது புரியுதா புரியலையா சில நேரம் கடையில் வாங்கிட்டு வந்து பிடிக்காமல் அதை ஆல்ட்ரு பண்ணி சாப்பிட்றோமா இல்லையா இருக்கிறீங்களா யாராவது இல்லையா கடையில் வாங்கிட்டு வந்துட்டோங்க சாப்பிட்டு பார்த்தா நமக்கு அது என்ன செய்யலை கொஞ்சம் நல்லா இல்லை ஏன்னா நமக்கு அது அவ்வளவா அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யறது அதை ஆல்ட்ரேஷன் பண்ணுறோமா இல்லை இல்லை இரு இன்னும் கொஞ்சம் பொடி போட்டால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதை சூடு பண்ணிக்கலாம் இரு அப்போ தான் டேஸ்ட் வரும் அப்படிங்கிறக்காக ரீமேக் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் இல்லையா இப்போது நீங்கள் கத்தரை நல்லா கவனித்து பாருங்கள் கம்ப்ளீட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் கத்தர் யாருடைய வேற எந்த ஒரு மேன் பவர் இல்லாமல் மெஷின் பவர் இல்லாமல் வேற யாருடைய தயவும் ஒத்தாசையும் இல்லாமல் தாமே தன் ஜனத்திற்கு பராமரிக்கிற தேவனாய் நிற்கிறார் அலலூயா அப்போ இந்த மன்னாவில் மட்டுமல்ல அவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அதுல முழுக்க முழுக்க தேவன் தனது வல்லமையினாலே அவர்களுக்கு அந்த அற்புதத்தை செஞ்சிருப்பார் வேற எந்த வகையிலையும் அதுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு இந்த அற்புதத்திற்கு ஆமாம் இவங்க பக்கபலமாக இருந்தாங்க இவங்க பாலமாக இருந்தாங்க இவங்க அதுக்கு ஆதரவாக இருந்தாங்க இவங்க பாதுகாப்பாக இருந்தாங்க இவங்க ஊன்றுகோலாக இருந்தாங்க இவங்க அதாக இருந்தாங்க அப்படி சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது தேவன் மட்டுமே நின்றிருப்பார் உங்களுக்கு இன்னொன்று நான் சொல்கிறேன் கவனிங்க நேபுகாத்து நேச்சாருடைய ஆணையின் பேரில் எரிகிற அக்னி ஜுவாலைக்குள்ளே வீசப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கோடைய கதையை நீங்கள் அங்கே படித்து பார்த்தீங்கன்னா வீசுகிற வரைக்கும் தேவன் இருக்கிறாரா அப்படின்னே தெரியல அக்னியில் போடுற வரைக்கும் போட்டதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை நாலு பேர் இருக்கிறாங்க ராஜா கூப்பிட்டு கேட்குறான் எத்தனை பேர்த்த போட்டீங்க சொல்கிறாங்க மூணு பேர் தான் போட்டோம் அப்போ ராஜா பார்க்குறேன் இல்லை எனக்கு நாலு தெரியுது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு எப்படி என்னனாலும் ஆ நாலு தானே அப்போ ராஜா கன்ஃபியூஸ் ஆகி பைபிளில் போட்டிருக்கேன் உற்று பார்க்கறான் அந்த நாலாவது ஆளுடைய சாயல் சம்திங் டிஃப்ரெண்ட் லோயா நீங்கள் அந்த அற்புதத்தை படிச்சிருக்கிறீங்க கேட்டிருக்கிறீங்க ஆனால் அதில் ஒரு மகத்துவம் இருக்குது நல்லா கவனிங்க இந்த நாலாவது ஆளாக அவங்களுக்குள்ள உலாவிட்டு இருந்தவர் என்ன பண்ணார்னா நான் உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன் நாலாவது ஆளாக ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது இந்த மூணு பேருக்கும் தெரியாது எந்த மூணு பேருக்கும் இதை பார்த்தது யாரு இதை குறித்து சொன்னது யாரு ராஜா அப்படின்னா இந்த மூணு பேருக்கு அதை பற்றி இன்னும் ஐடியா அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும்னா ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற தண்டனையாகி இந்த அக்கினி சுவாலைக்கும் விளக்கி எங்களை ரட்சிக்கிறதுக்கு தேவன் இருக்கிறார் அது மட்டும்தான் தெரியும் அவர் அவர் வல்லவர் எங்களை ரட்சிக்க அவர் ஒருவேளை ரட்சிக்காவிட்டாலும் பரவாயில்ல ஆனால் நாங்கள் நீ சொல்கிறபடி சிலை என்ன செய்ய மாட்டோம் அதுதான் அவங்களுடைய சூளுரையாக இருந்துச்சு அவங்க யாரும் இப்படி சொல்லலை எங்களை காப்பாற்ற கத்தர் அக்னிக்குள்ளே வருவார் அப்படிலாம் சொல்லலை இப்போ நீங்கள் சொல்லுவீங்க அக்னியில் வருவார் சத்தராக் மேஷாக் ஆபேத் நேக்கு வரலையா அப்படிம்பீங்க அவங்க அப்படி சொல்லலை நமக்கு அந்த அற்புதம் நடந்தனால நம்ம அப்படி சொல்லுவோம் அலே லோயா தண்ணீர்களை கடக்கும்போது ஆறுகளை ஆமாம் அக்னியில் போடும்போது அக்னி சுவாலைக்குள்ளே போகும்போது வசன வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது நாம் நம்புகிறோம் அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் அவங்க அப்படி தேவனை சார்ந்து கொண்டதாக எழுதலைங்க பல்வேறு விதங்களில் தேவன் அவங்க அறிந்திருந்தபடினால நிச்சயத்தோடு சொல்கிறாங்க நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவார் அல்ல லூயா இப்போ இவங்க மூணு பேரும் பார்க்காத அந்த சாயல் இவங்க மூணு பேரும் பார்க்காத அந்த நபர் இவங்க மூணு பேரும் பார்க்காத தொடர்பு கொள்ளாத பேசாத அந்த நாலா மாலா உள்ளுக்குள்ளே உலாவிட்டு இருந்தவர் என்ன பண்ணார்னா அந்த நெருப்பினுடைய தன்மையை அந்த நெருப்பினுடைய சூட்டை அந்த அக்னி செய்கிற வேலையை இவங்க மேலே தீண்டாதபடி இவங்க மேலே அது செலுத்தாதபடி அவர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார் எதுன்னு இதுக்கு புரிகிறது இப்போ இவங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் ஜுவாலைக்குள்ளே உலாவினாங்கன்னு வச்சுக்கிங்களேன் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் நெருப்புக்குள்ளே இருந்தும் கூட பைபிள் எழுதுகிறது பைபிள் எழுதியிருக்கிறாருங்க ஆவியானவர் அவர்கள் தலை மயிர் கருகவில்லை தீ பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த தீயிலிருந்து வெளிப்படுகிற சூடு பட்டாவே எல்லாம் என்ன செஞ்சிடும் பைபிளில் ஆவியான எழுதி வச்சிருக்கிறாரு இந்த நேபுகாத்து நேச்சாருடைய ச கட்டளையின்படி இவங்களை தூக்கி நெருப்பில் போட போனவங்க சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா அந்த நெருப்பினுடைய அனல் தாங்காம கருகிட்டாங்க செத்துட்டாங்க அல்ல லூயா போடப்பட்ட இவர்கள் கருகவும் இல்லை தலைமயிர் கருகலை அவங்க மேலே இருந்த வஸ்திரம் கரு கருகலை அவங்க மேலே போத்தி இருந்த சால்வை கருகலை இன்னும் சொல்லப்போனால் அவங்க மேலே அந்த நெருப்பினுடைய வாசம் கூட அடிக்கலை கம் நான் தான் சொன்னேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கத்தர் பாதுகாப்பார் நான் எப்படி இந்த அற்புதத்தை பார்க்குறேன்னா நூறு சதவீதம் அங்கே ப்ரொடெக்ட் பண்ணது என்ன ஒரு சிலருக்கு தான் புரிஞ்சிருக்குதா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன சொல்லுங்க எத்தனை எத்தனை பர்சன்ட் நீங்க சொல்லுங்க கத்தர் என்னை காத்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பார் சொல்லுங்க கத்தர் எனக்கு அற்புதம் செஞ்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்வார் சொல்லுங்க கத்தர் என்னை ஆசீர்வதித்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆசீர்வதிப்பார் அரேலூயா இங்கே பாருங்க எனக்காக ஆண்டவர் யாரை வைக்கிறார் யாரை தூக்குறார் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்னை ஆசீர்வதிச்சா கத்தர் கம்ப்ளீட் ஆசீர்வதிப்பார் என்னை சுகப்படுத்தினா கர்த்தர் கம்ப்ளீட்டாக சுகமாக்குவார் என்னை உயர்த்தினா கர்த்தர் கம்ப்ளீட்டாக உயர்த்துவார் அரேலூயா ஆமாம் பன்னெண்டு படின்னு வச்சுக்கோங்களேன் ஏழாவது படியில் வந்துட்டு கத்தர் போயிட மாட்டார் பன்னெண்டு படிக்கும் கத்தர் உன்னோடு வருவார் உங்கள் நாட்கள் ஒருவேளை இந்த உலகத்தில் எழுபது ஆண்டுகள் வச்சுக்கோங்க எழுபதாவது வருஷத்தினுடைய இறுதி நாளும் கூட கத்தர் உங்களோடு தான் இருப்பார் அதை தீர்க்கதரிசி இப்படி எழுதுறாருங்க கல்லறை போய் சேரும் வரை உன்னை ஏந்துவேன் சுமப்பேன் தாங்குவேன் தப்பு வைப்பேன் காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஹலலூயா எது வரைக்கும் கல்லறை போய் சேரும் வரைக்கும் உனக்கு சாவு வராதுன்னு ஆண்டர் சொல்லவே இல்லை மகளே மகனே நீ மறிக்கலாம் நீ மறிக்கும் நேரத்தில் உனக்கு வருகிற எல்லா இடுக்கண்லையும் எல்லா இக்கட்டிலையும் எல்லா ஆபத்துலையும் எல்லா தீங்களும் நான் உன்னோடு இருந்து அது உன்னை எந்த வகையிலையும் சேதப்படுத்தாதபடி அது உன்னை எந்த வகையிலையும் நஷ்டப்படுத்தாதபடி அவைகளுக்கு மத்தியில் உன்னை நான் கிருபையாக காத்து உன்னுடைய இறுதி வரை உன்னோடு இருந்து நான் உன்னை அழைத்து செல்லுவேன் சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு கஷ்டம் வரும்போது ஒதுக்கி நிற்பாங்க தள்ளி நிற்பாங்க நமக்கு என்னன்னு யோசிப்பாங்க நமக்கு நன்மை வரும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது உறவுகள் தானாக வந்துடும் அதையெல்லாம் நீங்கள் தேட வேண்டிய அவசியமே எத்தனை நான் சொல்கிறது புரியுது நீங்கள் நல்லா இருக்கும்போது ஆமாம் தானாக உறவுகள் என்ன செய்யும் தேடி வந்து சொல்லுவான் நான் உங்களுக்கு மாப்பிள்ளை தெரியுமா உங்களுக்கு நான் தூரத்தில் ஒரு பங்காளி முறையாகிறேன் உங்களுக்கே தெரியாது எத்தனை இதுக்கு புரியும் புரிகிறது சில பேர் என்ன வெளியூர்களில் பார்க்கும்போது சொல்லுவாங்க ஐயா உங்களுக்கு தெரியுமா நான் உனக்கு உங்களுக்கு சொந்தமாகிறேன் ஆ அடிமை நான் நான் சொல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தேவனுக்குள்ளே எனக்கு சொந்தங்கள் இதுக்கு ஜாதி வேணும் இனம் வேணும் அது வேணும் இது வேணும்னெல்லாம் சமீபத்தில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஒருத்தர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் நான் இல்லாத போது இங்கே வந்துட்டார் அரசம்பட்டியில் நாங்கள் இருக்கும்போது அவர் இங்கே மேன் பிஸ்னஸ்மேன் வரார் பிஸ்னஸ்மேனுக்கு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறார் <laughs> அந்த பாஸ்டர் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறார் பாஸ்டர் நான் இந்த ஊர்லேருந்து இன்னார் பேசுகிறேன் நல்லா கேட்டுங்க அவர் என்னுடைய ஜாதிக்காரன்னு வச்சுக்கிங்களேன் அவர் சொல்கிறார் இன்னைக்கு நம்மால் ஒருத்தர் உங்கள் சபைக்கு வர்றார் நான் சிரிச்சுட்டே சொன்னேன் நான் இன்னைக்கு ஊரில் இல்லை அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு ஊரில் இல்லையா இன்னைக்கு சர்ச்சில் இவர் தான் பிரசங்கிப்பார் இவங்க தான் இன்னைக்கு ஆராதனை நடத்துவாங்க அதுக்கு சம்மதம்னா அவங்கள வர சொல்லுங்கள் இல்லை என்னை பார்த்து என்ன அவர் வர வேண்டாம்னு சொல்லிடுங்க அப்படின்னு அடுத்து சொன்ன என்ன சொல்கிறீங்க ஆமாம் இன்னைக்கு இன்னார் தான் சபையில் இருப்பாங்க அவங்க தான் ஆராதிக்க ஆராதனை நடத்துவாங்க அவங்க தான் இன்னைக்கு பிரசங்கம் கொடுப்பாங்க ஆமாம் அவங்க கத்திர தானே ஆராதிக்க வராங்க ஜாதியில் ஒன்றும் உறவாட வரலையே அப்படின்னு பாஸ்டருக்கு செருப்பில் அடித்த மாதிரி இருந்தது சரிங்க பாஸ்டர் சத்தம் குறைஞ்சிருச்சு அவர் நல்லா உற்சாகப்படுத்தி பேசி கீசி அனுப்பி வச்சுட்டார் நம்மால் தான் அங்கே இருக்கிறார் போங்க அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறார் கேட்டால் இங்கே ஒரு விசே இங்கே பல்லடம் பக்கத்தில் ஒரு விசேஷத்துக்கு வந்தாராம் விசேஷத்துக்கு வந்து ஆராதனை கட்டக்கூடாதான் எங்கே போய் ஆராதிக்கணுமா அதுக்கு அவனுக்கு ஜாதிக்காரன் வேணுமா இவனெல்லாம் எதில் போட நீ கர்த்தரைத்தான் ஆராதிக்க போகிறாய் மனிதனை அல்ல நீ கர்த்தரைத்தான் பிரியப்படுத்த போகிறாய் மனிதனை அல்ல நீ கர்த்தருடைய சத்தத்தை தான் கேட்க போகிறாய் மனித சத்தத்தை அல்ல நீ கர்த்தருடைய சபையில் தான் நிற்க போகிறாய் ஜாதி சபையில் நிற்க போவது சில பேருக்கு அது என்னமோ தெரியல அப்படிலாம் வந்துடும் அது எப்படி கண்டுபிடிக்கிறானே தெரியலீங்க இப்படிலாம் எப்படி யோசிக்கிறதுன்னு எனக்கும் புரியல ஹலோ லூயா ஆ நம்மளா உங்களால என்ன பண்ண போகிறேன் ஏதாச்சும் பாதி எழுதி வைக்க போறியா ஒரு நாள் வந்துட்டு இருக்குது நல்லா நச்சுன்னு ஆண்டவர் போட்டு பொழந்து கட்ட போகிறார் ஜாதி பேசுகிறவன் மொழி பேசுகிறவன் இனம் பேசுகிறவன் தேசத்தை குறித்து பெருமை பாராட்டுற இவனுக்கெல்லாம் ஏன் இந்த இந்த கேட்டகிரியில் இருக்கிற ஒருத்தனுக்கு அவருடைய ராட்சியத்தில் இடமே இல்லை ஹலே லூயா நான் சொல்லுகிற வார்த்தையை நல்லா விளங்கி கொள்ளுங்க நல்லா கவனிங்க கத்தர் பரிபூரணமாக உங்களை பாதுகாப்பார் கர்த்தர் பரிபூரணமாக உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் பரிபூரணமாக உங்களோடு இருப்பார் கர்த்தர் பரிபூரணமாக உங்களை ஆதரிப்பார் கர்த்தர் பரிபூரணமாக உங்களை சுகப்படுத்துவார் அவர் எதை எனக்கு தந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அது பரிபூரணமாக இருக்கு சொல்லுங்கள் ஓங்கி சொல்லுங்கள் சில பேருக்கு புரியாதனால அப்படியே கொஞ்சம் மெதுவாக யோசிச்சுட்டு இருக்கிறீங்க ஆஹா புரியும் வரைக்கும் உங்களுக்கு ஆண்டர் ஒன்றுமே தர மாட்டார் இப்போ சில பேருக்கு வருத்தமாக இருக்குது என்ன பாசிட்டிவிட்டி சாபமெல்லாம் கொடுக்கல உங்களுக்கு விளங்கவே இல்லைங்க விளங்கவே இல்லை புரியவே இல்லை அதுக்குள்ள எப்படி நீங்கள் கத்துற அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் நினைக்கலாம் அதில் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு இப்படி நான் சொல்லும்போது ஆவியர் ஒன்று சொல்ல சொல்கிறார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை கொடுத்துட்டு அந்த குமாரனை தனக்கு சர்வாங்க வழியாக கொடுக்க சொன்னார் தெரியுமா தனக்கு சர்வாங்க தகன பலியாக எப்போ சொன்னார் நான் இப்படி நினைப்பேன் அடிக்கடி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆபிரகாமே நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் அந்த பிள்ளையே நான் ஒரு நாளில் கேட்கும் போது எனக்கு சர்வாங்க தகன வழியாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசியிருந்தா நான் நினைக்கிறேன் ஆபிரகம் எனக்கு பிள்ளையும் வேண்டாம் நம்புறீங்களா சும்மா யோசிங்களே எத்தனையோ விதத்தை விகற்பமாக யோசிக்கிறீங்கள அப்படின்னா இப்படின்னா அப்படின்னு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்போ ஆண்டு கேட்குறாரு இப்போ இதில் அவருக்கு இருக்கிற உள்நோக்கம் என்ன இவன் என்னை விசுவாசிக்கிறானா அப்படிதான் ஆண்டுக்கு ஒரு உள்நோக்கம் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கும்படி சோதித்தார் அப்படி தான் போட்டிருக்குது அந்த அற்புதத்தில் ஆபிரகாம கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா டெஸ்ட் பண்ணுறார் பார்க்கலாம் இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு பூரண நிச்சயம் பரிபூரணமான நம்பிக்கை இருக்குது பாருங்கள் அதை தான் அவர் வெளிப்படுத்துகிறார் நானும் பிள்ளையாண்டானும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்ப சொல்லிடுங்க நான் அடிக்கடி அந்த விசுவாசத்தை திருப்பி பார்க்குறேன் எப்படி அப்படி ஒரு நிச்சயம் ஏய் பிள்ளைத்தான் ஆண்டு கேட்டிருக்கிறார் வெட்டி எரித்து சர்வாங்க தகன பலியாக கொடுக்க சொல்லியிருக்கிறார் நீங்கள் ரெண்டு பேரும் போவீங்க ஆனால் வரும்போது நீ தான் வருவ நான் அடிக்கடி எப்படி ஆபிரகாமுக்கு இப்படி ஒரு விசுவாசம் தன் தேவனை அவருக்கு நல்லா தெரியுது இவங்கிட்ட தான் அந்த தத்துவம் நிறைவேறணும் எனக்கு சொன்ன வார்த்தைக்கு ஆமாம் வாக்கு தத்துவத்திற்கு பிள்ளையா இவன் தான் இவன் இவன் வெட்டப்பட்டாலும் இவன் எரிக்கப்பட்டாலும் நான் திரும்பும் போது இந்த பிள்ளையை கத்திரி என் கையில் கொடுப்பார் அதுதான் ஆபிரகாமுடைய நல்லா அப்போ எவ்வளவு புரிஞ்சிருக்கிறார் யோசித்து பாருங்களேன் அவருக்கு அவருடைய தேவனை தெரியும் சொல்லுங்க எனக்கு என் தேவனை தெரியும் நீங்கள் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஆபிரகாமுக்கு அவருடைய தேவனை என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மையார் என்று இங்கே பாருங்க உங்களுக்கு உங்கள் தேவனை தெரியணும் உங்களுக்கு உங்கள் ஆண்டவரை தெரியணும் அதான் இயேசு கூட ஒரு இடத்துல சொல்றார் சிலுவைக்கு போறது கொஞ்சம் முன்னாடி சொல்றார் நான் பார்த்து என் பிதாவை வேண்டி கொண்டா பனிரெண்டு லேகியோடு கொத்த தூதர்களை அவர் அனுப்பி என்னை காப்பாற்றுவார் அவருக்கு தெரியும் நான் வேண்டிக் கொண்டால் என்னை காப்பாற்ற அவரால பன்னெண்டு லேகியோடு கொத்த தூதர்கள் ஒரு கல்லு கூட என் மேல என்ன செய்ய முடியாது ஒரு தூசி கூட என் மேல படியே அப்படி நெருக்கமான முறையில் என்னை பாதுகாக்க அவரிடத்தில் தூதர் பட்டாளம் இருக்கிறது நான் வேண்டிக் கொண்டா எனக்கு அதை செய்வார் ஆனால் பிதாவின் சித்தம் நான் சிலுவையில் மறிக்கணும் இருக்கும்போது நான் எப்படி அதை மறுதளித்து என்னை பாதுகாக்கிற விண்ணப்பத்தை செய்கிறது அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார் பெதிர்வே உன் பட்டயம் வந்து என்னை பாதுகாக்கும் நினைக்கிறையா அதை உன் உரையிலே போடு நீயும் பட்டயத்தால் செத்துரு உள்ளே போட்டுரு எடுக்காதப்பா நீ எதை விதைக்கிறியோ அதைத்தான் அறுப்ப விதைக்கிறதுக்கு விதைக்கிறதுக்கு முன்னாடி எதை விதைக்கிறேன்னு என்ன செஞ்சுக்க யோசித்துக்க சபைக்குள்ளே எண்ணத்தை விதைச்சிட்டு இருக்கிறேன் பொது ஜனங்களுக்குள்ள எண்ணத்தை விதைச்சிட்டு இருக்கிறேன் உலக மக்களுக்கு முன்னாடி எண்ணத்தை விதைச்சிட்டு இருக்கிறேன் என் குடும்ப உறவுகளுக்குள்ள எதை விதைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதை யோசிக்கணும் யோசிக்கணும் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் உங்கள் தகப்பன் தாய்க்கும் உங்கள் மாமனார் மாமியாருக்கும் நீ எதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதை கத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் நாளைக்கு உனக்கு அது நடக்கும் சில பேர் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க புரியுது சில பேருக்கு புரியுது நான் எங்கள் மாமியாவை நல்லா பார்க்கல நான் எங்கள் மாமனாரை நல்லா பார்க்கல நான் எங்கள் அண்ணனை நல்லா பார்க்கல எங்கள் அண்ணியை நான் பார்க்கல இங்கே பாருங்க சாதாரண மனுஷனா நானும் சில பேர் அப்படி யோசித்தேன்னா எனக்கு எரிச்சல் வரும் ஆனால் ஆண்டு சொல்கிறார் அதை நான் பார்த்துக்கிற மகனே மகளே நீ என்னை முன்னிட்டு அவங்கள நேசி நீ என்னை முன்னிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டியதை அவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மை அவங்களுக்கு செய் சில இடத்துக்கு போகும்போது சிலருக்கு எவ்வளவு ஜோம் பண்ணாலும் அங்கே அற்புதம் நடக்காது நான் என் ஆவியில் இப்படி யோசிப்பேன் ஆண்டவரே இவ்வளோ ஜோம் பண்ணுறமே ஏன் மாறல இவ்வளோ ஜோம் பண்ணால் ஏன் அது நடக்கலை அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டு சொல்லுவார் அவன் விதைச்சதான் மறுக்கணும் <laughs> நீ இல்லை யார் ஜெபம் பண்ணாலும் நான் அவனுக்கு அற்புதம் செய்ய மாட்டேன் நான் அப்போல்லாம் யோசிக்கிறேன் அப்போல்லாம் நான் யோசிப்பேங்க நீங்கள் நினைக்கிறீங்க சில பேர் அந்த நேரத்தில் சர்ச்சுக்குள்ளே போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம் அந்த நேரம் ஒரு ஊழியக்காரங்கிட்ட ஜெபம் பண்ணி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம் இல்லவே இல்லை இல்லவே இல்லை நீ விதைச்சதை நீ அறுத்தாகணும் நீ எதை விதைத்தாயோ அதை அறுத்தாகணும் நல்லா கவனிச்சுக்குங்க சபைக்குள்ள சங்கத்துக்குள்ள கொஞ்சம் குறைய தீமைகளுக்கு உட்பட்டவங்க இருக்கிறீங்களா நீங்கள் அதை என்ன செஞ்சாகணும் அறுத்தாகணும் அது இப்போ தெரியாது நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க என்னை பழிவாங்க என்னை பழிவாங்க நீ நினைக்கிறது என்னை அல்ல என் தேவனை நீ செய்து கொண்டிருக்கிறாய் சபைக்கு எதிராக செயல்படுறவங்க சிரஞ்சீவி பாஸ்டருடைய சபைக்கு இல்லை கிறிஸ்து இயேசுவினுடைய சபைக்கு எதிராக செயல்படுகிறாய் ஒரு தேவனுடைய நாமத்தை அறிந்த ஒரு பிள்ளைக்கு எதிராக செயல்படுறவங்க அவங்களுக்கு அல்ல அவருடைய தேவனுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம மனுஷனை தான் பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லை நீங்கள் மனுஷனுக்கு செய்யலை அவர்களோடு இருக்கிற அவள் ஆண்டவருக்கு நீங்கள் செய்கிறீங்க சும்மாவா ஆண்டு இப்படி சொன்னார் நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் என்ன இப்போ தேவனுடைய பிள்ளைக்கு நான் கூட இருக்கிறேன்னு சொல்கிறது தைரியப்படுத்துகிற வார்த்தை எதிரிக்கு சொல்லுங்க எதிரி சொன்னால் இந்த வார்த்தை எப்படி சொல்லணும் நான் அவன் கூட இருக்கிறேன் நீ இல்லை நீ எனக்கு செய்கிற <laughs> புரியல இன்னும் இப்போ ஆண்டர் வந்து ஒருத்தனை பார்த்து நான் இவனோடு இருக்கிறேன்னு சொல்கிறார்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவனோடு இருக்கிறேன்னு சொன்ன ஒரு நபருக்கு பேர் ஒரு நபருக்கு பேர் உங்கள் பேர் உங்கள் பேச்சில் நான் சொல்கிறேன் அந்த நபருக்கு பேர் ஆபிரகாம் அந்த நபருக்கு பேர் ஆபரகாம் இப்போ இந்த வாக்கு தத்தம் சொன்ன மனுஷனுக்கு இருக்கிற தைரியம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மனுஷனுக்கு எதிராக செயல்படுற எதிரிக்கு சொல்லுங்க இப்போ நீ ஆபரகாமுக்கல்ல நீ எனக்கு செய்கிற ஆண்டு அவனுக்கு என்ன சொல்றாரு இதையே ஈசாக்குடைய வரலாறு நம்ம படிக்கிறோம் நிச்சயமாகவே கர்த்தர் உமோடு இருக்கிறார் என்று இதனால இப்போ நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியலையா ஆனால் இப்போ எங்களுக்கு நல்லா தெரியுது நாங்கள் எத்தனை இடத்துல விரட்டினாலும் நீ ஆசீர்வாதமாக இருக்கிறையே எத்தனை இடத்துக்கு போய் நீ துறவு தோண்டினால் உனக்கு தண்ணி வருது எங்களுக்கு என்ன செய்யலை அப்போ ஒன்று மட்டும்தான் உண்மை உன்னோடு யார் இருக்கிறா இதனால் அவங்க சொல்கிறாங்களா இனி நாங்கள் உனக்கு தீமையே உடன்படிக்கை பண்ணுறதுக்கு சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கிறதுக்கு ஈஸாக்க நச்சு நச்சு நச்சு நச்சு நச்சு பணம் வைக்கிறாங்க சொல்லிடு உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன்னு சொல்லிடுறியா ராஜா சேனாதிபதி அவனுடைய ஆட்கள் நான் நம்புறேங்க நீங்க ஜெபம் பண்ணித்தான் உங்களுக்கு கத்தர் செய்யணும்னு நினைக்காதீங்க நீங்க ஆண்டுட்ட ஓரி ஆண்டு கேட்டு தான் உங்களுக்கு தரணும்னு நினைக்காதீங்க அதுக்கு நீங்கள் ஏபிள் பர்சனாக இருக்கிறீங்க அதுக்கு நீங்கள் தகுதியான ஆளாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் கேட்காமலேயே நீங்கள் யோசிக்காமலேயே தேவன் உங்களுக்கு அதை தருவார் இப்போ ஆபிரகாமுக்கு அதைத்தான் ஆண்டவர் அதைத்தான் அதைத்தான் ஆபிரகாமுடைய விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் ரொம்ப நிச்சயத்தோடு சொல்றார் நானும் பிள்ளையாண்டாலும் போய் கத்தருக்கு பலி செலுத்தி அவரை தொழுது கொண்டு நாங்கள் டபுளாக போய் சிங்கிளாக வருவோம்னு சொல்லலை டபுளாக போகிறோம் டபுளாக தான் வருவோம் என்ன அறிவு தேவனுடைய வல்லமை குறித்த நிச்சயம் தேவனுடைய அந்த தன்மை குறித்த நிச்சயம் தேவன் தங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை குறித்த சொல்லுங்களேன் அவருகம் சோக முகத்தோடு போகலை அவருகம் துக்க முகத்தோடு போகலை அப்போது நான் சொல்கிறேன் ஆண்டவருடைய அற்புதத்தை குறித்த அறிவே எனக்கு வராமல் நான் அற்புதத்தை எதிர்பார்க்கலாமா ஆண்டவர் என்னை இப்படி நடத்துவார்னே எனக்கு தெரியாமல் நான் அதை எதிர்பார்க்கலாமா நடக்கணும்னு எதிர்பார்க்கலாமா எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது இப்போவாது விளங்குது செங்கடல் பிளக்கும் போது பிளந்துருச்சு அந்த அற்புதத்தில் பிறந்து பிளந்துருச்சு ஒருவேளை இஸ்ரேலர் இப்படி யோசிக்கிறான்னு இப்போ எப்படி நான் உள்ளுக்குள்ளே இறங்கின நேரம் மூடிக்குச்சுன்னா நான் போயிட்டு போது மூடிக்குச்சுன்னா நடுக்கடலில் மூடிக்குச்சுன்னா அப்படி யோசிச்சிருந்தா நான் கேட்குறேன் ஒருத்தனும் காலை என்ன செஞ்சுருக்க மாட்டான் எல்லாரும் சொல்லியிருப்பான் மோசே நீ போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இரு நாங்கள் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்துட்டு அப்புறம் என்ன செய்கிற காலை அப்படி ஒரு வேளை யோசித்து சொல்லிட்டு இருந்திருந்தாங்கன்னா பிளந்த கடல் பிளந்த மாதிரி நின்றுருக்குமா சொல்லுங்களேன் இதுக்கு மேலே உங்களுக்கு உரைக்கலாம் நீங்களாம் விசுவாசிகள் அல்லன்னு சொல்ல வரேன் இஸ்ரவேலர் போகும்போது பின்னாலேயே இப்போ எகிப்தியருடைய அறிவை பாருங்களேன் இவங்களை வச்சு நம்மளை என்ன செஞ்சிடலாம் முடியாதையா நீ போக முடியாது அவர்கள் தேவன் அவர்களுக்கு முன்னே செல்லுகிறார் அவர்கள் தேவன் இப்போ அவர்கள் தேவன் நடுக்கடல் என்ன தெரியுமா நடக்கிறது அவர்கள் தேவன் அவர்களுக்கு பிறகே வருகிறார் இப்போ நம்ம தேவன் நமக்கு போனாலும் நமக்கு பின்னால வந்தாலும் பாதுகாப்பு நமக்கு இப்போ தேவன் எனக்கு முன்ன போறாரா புரியுதா புரியலையா இப்போ நமக்கு முன்னால் போகிறதுனால அற்புதம் நடக்குது இல்லையா நமக்கு பின்னால் வர்றதுனால தான் அற்புதம் இப்போ நமக்கு பின்னால் அப்படிங்கும் போது யாருக்கு முன்னால் நல்லா சொன்னீங்க இன்னொருக்கா சொல்லுங்க இப்போ எனக்கு முன்னால் போகிற ஆண்டர் எனக்கு பின்னால் வராருன்னா அந்த அர்த்தம் என்ன என்னை துரத்துகிற எதிரிக்கு முன்னால் வராருன்னு அர்த்தம் எத்தனை பேத்துக்கு புரிகிறது இப்போ எனக்கு முன்னால் போனாலும் எனக்கு பின்னாடி வந்தாலும் எனக்கு அற்புதம் நடக்கும் அதில் எனக்கு எந்த சந்தேகமும் ஆனால் எனக்கு பின்னே வருகிற எதிரிக்கு ஆபத்து நடக்கும் இப்போ எகிப்தியருடைய அறிவு என்ன இவங்க நிழல்லையே நம்மளும் என்ன செஞ்சிடலாம் அதுதான் நடக்காது இப்போ ஆண்டவர் வாடா ராஜா வா வா வா வா எங்கே வரைக்கும் வர வைக்கிறாருங்க அப்படின்னு அர்த்தம் என்ன இசரவேலை தொடருகிற கடைசி எகிப்தினுடைய காலும் தண்ணிக்குள்ள என்ன செஞ்சிருச்சு புரியலையா இசரவேலை தொடருகிற எகிப்து சேனையினுடைய கடைசி போர் வீரன் கூட கடலுக்குள் இறங்கி விட்டான் எவ்வளோ நம்பிக்கை அவனுக்கு கூட இல்லையா இப்போ கர்த்தர் வந்து எங்கிருந்து தெரியுமா மூடினாரு பின்னாலிருந்து மூடிட்டு வரார் கடலை எங்கிருந்து மூடிட்டு வராரு முன்னாலிருந்து மூடினா கூட திருப்பி போயலாம்னு நினைச்சிருக்கலாம் புரியுதா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து மூடிட்டு வருதுன்னா பின்னால் வந்தவன் என்ன செஞ்சுருப்பான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பான் ஓடிடலான்ட்டு பின்னாலிருந்து மூடுறார் இப்போ இசரவேலருக்கு பின்னால வந்தவர் எகிப்திற்கு முன்னால போயிட்டு இருக்கிறார் என்ன பண்றாருன்னா என்ன விரட்டுனாலும் இவங்க ரதம் என்ன செய்ய மாட்டேங்குது குதிரை சக்கரம் உருளலை சக்கரம் ஊரலில் எல்லாமே கலன்று விழுது ரொம்ப கஷ்டப்படுறான் அதை ஓட்டுறதுக்கு அதை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க இவங்களுக்கு இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அந்த பிளந்த கடலில் ஒருத்தம் கூட காலை வச்சிருக்க மாட்டான் இசரவலருக்கு தெரியும் எங்களை கரை கொண்டு போய் சேர்ப்பார் இப்போ அவங்க விசுவாசம் பழிச்சது எத்தனை இதுக்கு புரிகிறது இப்போ என் அன்பு தேவனுடைய ஜனமே சபையே விசுவாசிகளை நல்லா கேளுங்க உங்கள் தேவன் யாருங்கிற அறிவே உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் எப்படி அவர் அப்படி செய்யிட்டு இப்படி செய்யிட்டுன்னு கேட்கலாம் அந்த உரிமை கோர்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என் தேவன் யாருன்னே தெரியாமல் அவர் வல்லமை எனக்கு என்னன்னே புரியாமல் அவர் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவே இல்லாமல் நான் எப்படி என ஆண்டுகிட்ட ஆண்டவரே எனக்கு இதை தாரும் ஆண்டவரே எனக்கு இதை செய்யும் நான் எப்படி கேட்கலாம் அவர்கிட்ட அப்போ எனக்கு என்ன தகுதி இருக்கிறது புரியுதா புரியலையா அண்ணால் மலடியாக இருந்த அண்ணால் ஒரு நாள் தீர்மானம் பண்ணுனா ஒரு நாள் ஒரு ஜெபந்தான் அற்புதம் நடந்துச்சு எளியா எளியாவின் தேவன் யாருன்னு காண்பிக்கிறதுக்கு எளியா தீர்மானம் பண்ணார் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நாள் தான் ஒரு செபம் தான் அற்புதம் நடந்துருச்சு மலடியாயிருந்த தன் மனைவிக்கு ஆமா பிள்ளைகள் பிறக்கணும்னு ஒரு நாள் ஒரு முறை ஏ ரெபேக்களுக்காக ஈசாக்கு ஜெபித்தார் அந்த ஒரு செபத்தினாலே அவளுக்கு அற்புதம் நடந்துருச்சு நம்ம ஆயிரம் ஜெபம் பண்ணிட்டு நமக்கு ஒன்றுமே நடக்கல இப்போவாது புரியுதா புரியலையா என் ஜெபம் வெற்று ஜெபமாக தான் போயிட்டு இருக்குதே ஒழிய விசுவாசமுள்ள ஜபமாய் மாறல என் தேவனை அறிந்து செய்கிற ஜபமாய் விளங்குதா இல்லையா நீங்கள் நல்லா ஜபிக்கிறீங்க நல்லா பாடுறீங்க நல்லா துதிக்கிறீங்க நல்ல விசுவ நல்ல விசுவாசமாக இருக்கிறேன்னு சொல்லிக்கிறீங்க ஆனால் நீங்கள் அதை கவனிச்சு பாருங்கள் உங்கள் விசுவாசம் பூரணமாய் இல்லை உங்கள் விசுவாசம் முழுமையானதாய் அநேக நேரம் நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கிறோங்கிறது நீங்கள் பேசுகிற வார்த்தையில் அது என்ன செய்யுது நீங்கள் செயல்படுறதுல அது என்ன செய்யுது தெரிகிறது இப்போ கவனிச்சுக்குங்க இந்த உபாகமம் ஏழு பதிமூணுல எனக்கு எப்ப பெருக்கம் வரும்னு பைபிள் சொல்லுதுன்னா என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கும் போது நான் பெருகுவேன் எல்லாரும் சொல்லுங்க அது எதை சார்ந்ததாக இருந்தாலும் சரி இடம் சார்ந்ததாக இருந்தாலும் வீடு சம்பந்தமாக இருந்தாலும் பிள்ளைகள் சம்பந்தமாக இருந்தாலும் நீங்கள் வளர்த்துற செடி கொடி சம்பந்தமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா எனக்கு ஒரு பெருக்கம் வரும் என் எல்லைகள் விரிவாகும் என்னுடைய வேலைகள் என்னுடைய வியாபாரம் என்னுடைய நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் சொல்ல முடியுமோ அது எல்லாத்துலேயுமே அதனுடைய வளர்ச்சி நீங்கள் என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும் தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகளில் அந்த வேலை ஸ்தலத்தில் விசாரித்து பார்த்தா அந்த கம்பெனியில் அவங்கள உற்று பார்த்தவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க உண்மையாலுமே இவங்க ஹார்டு ஒர்க்கர் இவங்களுடைய வேலையில் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்குறேன் இந்த வேலையை சாதாரணமாக நான் செஞ்சால் இவ்வளோ நேரம் ஆகும் ஆனால் இவங்க இவ்வளோ நேரத்தில் முடிச்சிருவாங்க அப்படி சில பேரை பற்றி நல்ல சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன் நீங்களும் கேட்டிருக்கலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கத்தர் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அதுதான் காரணம் போத்திபார் எகிப்தில் போத்திபார் யாக்கோபுடைய மாமனார் லாபான் முந்தி அவங்க ஆடு வளர்த்தலையா மாடு வளர்த்தலையா அவங்களுக்கு முந்தி அந்த நிர்வாகமெல்லாம் நடக்கலையா நடந்துச்சு முந்தி இருந்துச்சு ஆனால் அவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்கன்னா நீ வந்ததற்கு பிறகு எனக்கு வந்திருக்கிற ஆசீர்வாதம் வேறு அதுக்கு முன்னாடி ஆடு என் மாடும் போட்ட குட்டி வேற இப்போ போத்திபாருடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யோசேப்பு வந்ததுக்கு அப்புறம் பைபிளில் ரொம்ப அழகாக எழுதியிருக்குதுங்க யோசேப்பி நிமித்தமாக யோசேப்பு அங்கே இருக்கிற நிமித்தமாக அந்த வீட்டை கத்துற என்ன செய்கிறாரு அவன் அதை பார்க்கிறான் அதை பார்க்கிறான் சும்மா போத்திபாருடைய மனைவிக்கு யோசேப்பின் மேலே கண் வந்துச்சுன்னு நினச்சிக்காதீங்க அவள் வெறும் அழகை பார்த்து அப்படிலாம் போகலை யோசேப் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு எப்படி இருக்கிறான்னு ஒரு விசேஷமான ஒரு மனுஷனாக இருக்கிறார் உங்களை நான் சில பேருக்கு சொல்கிறேன் தேவனுக்குள்ள நீங்கள் ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஒரு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆமாம் எல்லா கண்ணும் உங்கள் மேலே விழுகும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உடனே அப்படி பேனு மந்திரிச்சிட்டு மாதிரி பின்னாடி வரக்கூடாது <laughs> யோசிப்பு மாதிரி தெளிவாக இருக்கணும் நான் யாருங்கிறதுல என்னவா இருக்கணும் இப்போ கவனிங்க கர்த்தர் ஆசீர்வதிச்சு பெருக வைக்கிறார் கர்த்தர் அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெரிய மீனிங் என்ன தெரியுமா உனக்கு சிறப்பான முறையில் கர்த்தர் உதவி செய்வார் உன் ஆசீர்வதித்து பெருக வைப்பார் அப்படின்னு என்னன்னா எல்லாரும் சொல்லுங்க எனக்கு விசேஷமான முறையில் எனக்கு கத்தர் உதவுறார் அப்போ அல்லது எனக்கு தேவன் ஒரு இரக்கத்தை காட்டி அல்லது எனக்கு ஒரு நன்மையை செஞ்சு அல்லது எனக்கு ஒரு சுதந்திரம் அல்லது ஒரு அதிகாரத்தை கொடுத்து அல்லது எனக்கு ஒரு உதவி செய்து அல்லது எனக்கு எதையாவது ஒன்று விசேஷமான பரிசாக கொடுத்து என் ஆண்டு என்ன செய்கிறாருன்னு பெருக வைக்கிறார்